வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக அதாவது இந்த பதிவு என்னென்னா உதாரண ஜாதகம் இன்னும் நான் ஏற்கனவே நான் வந்து பதிவுகள் போட்டிருப்பேன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் சரிங்களா இரருக்கு தகுந்த உதாரண ஜாதகங்கள்லாம் நான் இப்போ சொல்ல போனேன் அவர்களோட வாழ்க்கையை நீங்கள் நினச்சாலே போதும் நினச்சிட்டு அந்த குறிப்பிட்ட கிரக சேர்க்கையை போயிட்டு நீங்கள் போய் பாருங்கள் நீங்களே அனுபவத்தில் உணர்வீர்கள் அவர்கள் ஜாதகம் மட்டுமில்லை யார் ஜாதகம் வேணாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் முதல்ல திரு அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏ லக்கினத்துலேருந்து கடக லக்கணம் லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது சரிங்களா அப்படின்னா நீங்கள் செவ்வாய் அங்கே உச்சம் பெற்றிருக்கு அவருக்கு நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் செவ்வாய் ராகு சேர்க்கைன்னு ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்பேன் அதை படிக்கும்போது அவரோட அவரை பற்றி தெரிஞ்சவங்க தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அது கண்டிப்பாக ஞாபகம் வரும் அது என்னென்ன சரியாக இருக்குன்னு அடுத்தது சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை யோகம்னு போட்டிருப்பேன் இதில் வந்து திரு கலைஞர் அவர்களுக்கு பாக்கியராஜ் அவர்களுக்கு அப்புறம் வந்து திரு வைகோ அவர்களுக்கு திரு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கெல்லாம் சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா இதை படிக்கும்போது அவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் எந்த மாதிரியே அவர்கள் வாழ்க்கையில் பொருண்டி வர்றேன்னு அடுத்து ரோகிணி நட்சத்திரம் பெரும் வரவேற்பு கிடைச்சிச்சு அதாவது நம்ம சேனலில் திரு இளை இசைஞானி இளையராஜா அவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையோட நிச்சயமாக தொடர்பு படுத்தி பாருங்கள் பெரிய அளவில் நீங்கள் உள்ளார அவங்க குடும்பத்தில் அப்படிலாம் போக தேவையில்லை லைட்டாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக அவர் தெரிஞ்சு வெளிப்படையாக தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதெல்லாம் வந்து அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்துச்சு நான் அந்த நேரத்தில் எனக்கு உதாரண ஜாதகங்கள் இப்போ நான் பார்த்தேன் நான் சொன்ன பதிவுக்கும் இப்போ உதாரண ஜாதகங்கள் நானே இப்போ எடுத்து பார்க்கும்போது நான் கரெக்டாக இருக்குது நானும் யோசித்து பார்த்தேன் இவங்களுக்கே ஒரு மேட்ச் ஆகுது அதுக்காக தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு போடுறேன் அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய பதிவு வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் சேர்க்கை வந்து கலைஞர் பாக்கியராஜ் அப்புறம் வந்து ரோஹி நட்சத்திரத்துக்கு வந்து இளையராஜா இது மட்டும் கீழே டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்குங்கிறது நான் கொடுத்துருக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக அதாவது இந்த பதிவு என்னென்னா உதாரண ஜாதகம் இன்னும் நான் ஏற்கனவே நான் வந்து பதிவுகள் போட்டிருப்பேன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் சரிங்களா பிறருக்கு தகுந்த உதாரண ஜாதகங்கள்லாம் நான் இப்போ சொல்ல போனேன் அவர்களோட வாழ்க்கையை நீங்கள் நினச்சாலே போதும் நினச்சிட்டு அந்த குறிப்பிட்ட கிரக சேர்க்கையை போயிட்டு நீங்கள் போய் பாருங்கள் நீங்களே அனுபவத்தில் உணர்வீர்கள் அவர்கள் ஜாதகம் மட்டுமில்லை யார் ஜாதகம் வேணாலும்